அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் bank Nifty future one minute chart பார்க்குறோம் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ஸோ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty nine four seventy seven point nineteen வந்திருக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் entry point target one two stop லாஸ்னு நமக்கு வந்து கிடைக்கும் first target almost hundred point அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் கீழே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் முக்கியமான ஒரு லைன் ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ பார்க்குறீங்களா அதே மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க இந்த சார்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கும் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்க பிரேக் அவுட் ஆனோன்னு இமீடியட்டாக நமக்கு கால்ஸாக வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு பைட் அண்ட் செல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்காண்டி என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அதே மாதிரி டார்கெட் எங்கே ஒரு ஃபஸ்ட் டார்கெட் சேஃபாக எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு வந்திருக்கு அந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுது இதனுடைய மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது ஸ்டாப்லாஸ் ஆகுதா டார்கெட்டான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் வந்து போச்சு ஸோ கால் வந்து நிறைய வாலட்டைல் இருந்துச்சு பட் நமக்கு வந்து ஒரு ஃபைனலாக இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ